சாமி பொக்கமாயி ராமா இப்படி போடும் பூவா இப்படி சூப்பர் தம்பி அங்கேயே இருங்க தம்பி அங்கேயே இருங்க அவருடைய நடிப்பு திரு நடிகை நடனத்தை பாராட்டி நமது வாடன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வழங்குவார்